அவன் ஒரு கார்பரேட் மான்ஸ்டர் எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னை எதிர்க்கிறவங்கள அழிச்சிட்டு தான் வெளில போவான் அவன் இப்போ இந்தியா வந்திருக்கான் நான் எந்த கம்பெனியும் விலைக்கு வாங்க வரல இன்னைக்கு என்ன நாள் எலெக்ஷன் டே நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் அவர் ஓட்ட கல்ல ஓட்டு போட்டாங்கப்பா இன்னும் ஒரு நாளில் என்னென்னலாம் மாறும் மாற போகுதுன்னு ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க ஐ அ கார்பரேட் கிரிமினல் கெட்டடி ஃபாக்ஸ் உங்க ஊர் தலைவனை தேடி பிடிங்க இதுதான் நம்ம சர்க்கார்